பேஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு இதில் கீழ்வருவனவற்றை கற்போம் ரிப்போர்ட் ஐ உருவாக்குவது ரிப்போர்ட் ஃபீல்ட்களை செலக்ட் லேபிள் சார்ட் செய்வது ரிப்போர்ட் லேஅவுட்டை ஐ செலக்ட் செய்வது ஸ்டாட்டிக் அல்லது டைனமிக் என ரிப்போர்ட் வகையை தேர்ந்தெடுப்பது லைப்ரரி டேட்டாபேஸ் உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம் புத்தகங்கள் மெம்பர்கள் குறித்த தகவல்களை லைப்ரரி டேட்டாபேஸ் இல் வைத்திருக்கிறோம் மெம்பர்களுக்கு புத்தகங்கள் தந்ததை தொடர டேபிள் ஒன்றையும் வைத்துள்ளோம் பார்ம்ஸ் மற்றும் குரீஸ் களை உருவாக்க முந்தைய டியூட்டோரியல்களில் கற்றோம் ரிப்போர்ட் ஐ உருவாக்க கற்கும் முன் முதலில் ரிப்போர்ட் என்பது என்ன ரிப்போர்ட் என்பது குரி போலவே ஒரு டேட்டாபேஸ் இலிருந்து தகவலை பெறும் வழி அதன் லேயூட் மற்றும் தோற்றத்தை சுலபமாக படிக்க அல்லது பேப்பர் இல் பிரின்ட் செய்ய தூதாக மாற்றலாம் ரிப்போர்ட் களை டேட்டாபேஸ் இன் டேபிள்ஸ் அல்லது குரீஸ் இலிருந்து உருவாக்கலாம் அவற்றில் டேபிள் அல்லது குரீஸ் இல் உள்ள அனைத்து பீல்ட் களும் இருக்கலாம் அல்லது தேர்ந்தெடுத்த பீல்ட்ஸ் குரூப் மட்டும் இருக்கலாம் ஸ்டாட்டிக் மற்றும் டைனாமிக் என இரண்டு ரிப்போர்ட் வகைகள் உள்ளன ஒரு ஸ்டாட்டிக் ரிப்போர்ட் ஐ எப்போது காண திறந்தாலும் அது ரிப்போர்ட் உருவான சமயத்தில் இருந்த டேட்டா வை மட்டுமே காட்டும் இதற்கு ஸ்னாப்ஷாட் என்று பெயர் ஆனால் ஒரு டைனாமிக் ரிப்போர்ட் ஐ எப்போது காண திறந்தாலும் டேட்டாபேஸ் இலிருந்து கரண்ட் டேட்டாவை காட்டும் ஓகே இப்போது மாதிரிக்கு ஒரு ரிப்போர்ட்டை உருவாக்கலாம் லைப்ரரி டேட்டாபேஸ் இல் இடது பேனலில் ரிப்போர்ட்ஸ் ஐகான் மீது கிளிக் செய்வோம் வலது பேனலில் use wizard to create report மீது கிளிக் செய்வோம் இது ரிப்போர்ட் களை கட்டுமானம் செய்ய சுலபமான வேகமான ஆப்ஷன் ஆகும் ரிப்போர்ட் பில்டர் விண்டோ என்னும் புதிய விண்டோவை காணலாம் மற்றும் இடது பக்கம் ஆறு படிகளுடன் லிஸ்ட் ஆகியிருக்கும் இருக்கும் ஐ காணலாம் கடைசி டுடோரியலில் உருவாக்கிய குரி அடிப்படையில் ரிப்போர்ட்டை உருவாக்க இந்த விசார்ட் உடன் செல்வோம் history of books issued to the library members. படி 1. Field Selection ரிப்போர்ட் டேட்டா வின் சோர்ஸ் ஐ இங்கு குறிப்பிடுவோம் ஒரு டேபிள் அல்லது ஒரு query மேலே உள்ள drop down லிஸ்ட் இலிருந்து நம் query ஐ தேர்ந்தெடுப்போம் history of books issued to members இடது பக்கம் உள்ள query இலிருந்து அவைலபிள் பீல்ட்ஸ் இன் லிஸ்ட் ஐ காணலாம் நம் ரிப்போர்ட் எல்லா பீல்ட் இருக்க வேண்டும் ஆகவே வலது பக்கம் உள்ள டபிள் அரோவ் பட்டன் மீது கிளிக் செய்வோம் அடுத்த படிக்கு போக நெக்ஸ்ட் ஐ கிளிக் செய்யலாம் படி 2 லேபலிங் பீல்ட்ஸ் படத்தில் காட்டியபடி விவரமான லேபிள்களை களை லேபல் டெக்ஸ்ட் பாக்ஸ் களில் டைப் செய்வோம் ஓகே நெக்ஸ்ட் மீது கிளிக் செய்யலாம் படி 3 குரூப்பிங் செலக்ட் செய்த fieldகளின் களின் எப்போது டேட்டாவை group குரூப் செய்யவும் இது பயனாகும் உதாரணமாக நம் ரிப்போர்ட் book புக் டைட்டில்ஸ் ஆல் குரூப் செய்யலாம் அதை செய்தால் ரிப்போர்ட் ஒரு புக் டைட்டில் மற்றும் பின் அது கொடுக்கப்பட்ட மெம்பர் களையும் காணலாம் பின் அடுத்த புத்தகத்தின் டைட்டில் ஐ காணலாம் இதே போல இப்போதைக்கு நம் ரிப்போர்ட் சிம்பிள் ஆக இருக்கட்டும் ஆகவே நெக்ஸ்ட் மீது கிளிக் செய்யலாம் படி 4 சார்ட்டிங் ஆப்ஷன்ஸ் டேட்டா வை குரோனாலஜிக்கல் ஆர்டர் இல் சார்ட் செய்யலாம் மேலும் புக் டைட்டில் ஐ அசெண்டிங் ஆர்டர் இல் சோர்ட் செய்வோம் இதற்கு sort by drop down box ஐ கிளிக் செய்வோம் பின் இஷ்யூ டேட் மீது கிளிக் செய்வோம் பின் இரண்டாம் drop டவுன் பாக்ஸ் மீது கிளிக் செய்வோம் பின் புக் டைட்டில் மீது கிளிக் செய்வோம் இப்போது நெக்ஸ்ட் மீது கிளிக் செய்வோம் படி 5 சூஸ் லேயூட் இங்கு ரிப்போர்ட் லுக் மற்றும் ஃபீலை கஸ்டமைஸ் செய்யலாம் columnar single column layout list மீது கிளிக் செய்யலாம் ரிப்போர்ட் புல்டரின் பேக்ரவுண்ட் புதுப்பிக்கப்பட்டதை கவனிக்கவும் இடது பக்கம் எல்லா லேபிள்களையும் பொருத்தமான ஃபீல்களை வலது பக்கமும் காட்டுகிறது இப்போது கொலும்னார் ட்வோ காலம்ஸ் மீது கிளிக் செய்வோம் மீண்டும் கீழேயுள்ள விண்டோ ரிஃப்ரெஷ் ஆகி இரண்டு கோலம்ன் லேஅவுட்டை ஐ காட்டுகிறது இப்படியாக பேஸ் விசார்ட் தரும் எந்த லேஅவுட்களையும் களையும் தேர்ந்தெடுக்கலாம் அதை பின்னால் நம் தேவைகளுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளலாம் இப்போதைக்கு முதல் ஐட்டம் டேபுலர் மீது சொடுக்கலாம் பின் நெக்ஸ்ட் மீது கிளிக் செய்வோம் கடைசி படி கிரியேட் ரிப்போர்ட் இங்கு நம் ரிப்போர்ட் விவரமான ஒரு தலைப்பை கொடுக்கலாம் books issued to members report history இப்போது ரிப்போர்ட் டிசைன் செய்வோம் அது எப்போதும் டேட்டாபேஸ் இருந்து லேட்டஸ்ட் டேட்டாவை திருப்ப வேண்டும் இதற்கு டைனமிக் ரிப்போர்ட் ஆப்ஷன் மீது கிளிக் செய்வோம் எப்போது ரிப்போர்ட்டை ஐ திறந்தாலும் லேட்டஸ்ட் டேட்டாவை வை காண வேண்டும் ஓகே நம் ரிப்போர்ட்டை ஐ முடித்துவிட்டோம் கிரியேட் ரிப்போர்ட் நவ் ஆப்ஷன் மீது கிளிக் செய்வோம் மேலும் கடைசியாக ஃபினிஷ் மீது கிளிக் செய்வோம் புதிய விண்டோ வை பார்க்கிறோம் மேலும் இதுவே இப்போதுதான் உருவாக்கிய ரிப்போர்ட் இதில் மேலே பீல்ட் லேபல் கள் போல்ட் பான்ட் இல் மற்றும் உண்மையான டேட்டா டேபுலர் பாஷன் இல் லிஸ்ட் ஆகியிருப்பதை காணலாம் மேலும் இது இஷ்யூ டேட் பீல்ட் இல் அசெண்டிங் ஆர்டர் அதாவது நேரப்படி மேலும் புக் டைட்டில் அசெண்டிங் ஆர்டர் இலும் சோர்ட் ஆகி இருப்பதை காணலாம் இப்படியாக லைப்ரரி மெம்பர்களுக்கு புத்தகங்கள் தந்தது பற்றிய chronological report ஐ உருவாக்கிவிட்டோம் அடுத்த tutorial ல் report ஐ மாற்றுவது குறித்து காணலாம் இங்கு அசைன்மென்ட் பப்ளிஷர்ஸ் ஆல் குரூப் செய்யப்பட்ட எல்லா லைப்ரரி புத்தகங்களையும் குறித்த ரிப்போர்ட் ஒன்றை தயாரிக்கவும் பப்ளிஷர்ஸ் மற்றும் புக் டைட்டில்ஸ் ஆகியன அசெண்டிங் ஆர்டர் ல் இருக்க வேண்டும் கொலும்னார் single காலம் லேயூட் ஐ பயன்படுத்தவும் இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது கற்றவை ஒரு ரிப்போர்ட் ஐ உருவாக்குதல் ரிப்போர்ட் பீல்ட் களை செலக்ட் லேபல் மற்றும் சார்ட் செய்தல் ரிப்போர்ட் லேயூட் செலக்ட் செய்தல் ரிப்போர்ட் டைப் ஐ தேர்ந்தெடுத்தல் ஸ்டாட்டிக் அல்லது டைனமிக் ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசின் மார்ட் இன் ஐசிடி மூலம் தேசிய திட்டத்தின் வழியே கிடைக்கிறது இது spoken hyphen tutorial dot org ஆல் ஒருங்கிணைக்கப்படுகிறது நன்றி